குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் இப்போது நிறையா பேர் இப்போ தான் லாக்டவுன் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டாங்களா கொஞ்சம் டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது விருப்பப்படுபவர்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்கிறேன் அந்த ட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மற்ற கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நேரடியாகவே அவங்க கொடுப்பாங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே accommodation and food free so அதை அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன டொனேஷன் அப்படின்றத அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கும் டைரக்ட் கிளாஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா கண்டென்ட் ஒன்று தான் கண்டென்ட் ஒன்றுனா என்ன உண்மைனா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்லியாச்சு டைரக்ட் கிளாஸில் என்ன இந்த ரெண்டு நாள் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னும் எலாபரேட்டடாக அதை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட போகுது ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற இந்த வாழ்க்கையை எந்தெந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும் point number one point number two குடும்ப வாழ்க்கையில் எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது கணவன் மனைவி உறவை வந்து எப்படி வந்து நம்ம சுபிட்சமாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்களையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கிளாஸில் ஆன்மீக உண்மைகளை சொல்லி பயிற்சி கொடுக்குறக்கே டைம் சரியாக இருக்குது அதில் திருப்தி அடைந்தவர்கள் இன்னும் அடுத்த கட்டம் இன்னும் நீங்கள் இப்போது நான் உணர்ந்த மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸை கொடுத்தாச்சு இவ்வளோதான் விஷயம் தான் பயிற்சின்றது கொடுத்தாச்சு இதை ஃபர்தராக உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்தேன் அது உங்களுக்கு எப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த இன்னும் டீட்டெயில்டான ஒரு டைரக்ட் கிளாஸில் வந்து இதை கம்ப்ளீட்டாக ரெண்டு நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு நாள் கொடைக்கானலில் ரொம்ப குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வந்து இது பண்ண போகிறோம் ஸோ விருப்பப்படுபவர்கள் இதில் கலந்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கோயம்புத்தூரில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் டைரக்ட் கிளாஸ்ன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே டொனேஷன் சில பேர் பே பண்ணியிருந்தீங்க அவங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க இப்படியே வந்து இந்த கிளாஸில் வந்து இணைஞ்சிக்கலாம் ஸோ அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு மேலே அது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லேயே ஸோ நீங்கள் விருப்பப்படுவர்கள் அப்படியே இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி ஆன்லைன்லே போயிட்டு இருந்த கிளாஸு என்னை நேரில் விருப்பப்படணும் அப்படின்ற மீட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்களுக்காக இப்போ ஸ்ட்ரெயிட் கிளாஸும் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ வர இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்